அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோங்க மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாங்க இப்ப குரு பயிற்சிக்கு உண்டான தேதி வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதப்படி நவம்பர் மாதம் இருபதாம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு அதாவது மகர வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கும்ப வீட்டுக்கு வராரு மீன ராசிக்கு எப்படி இருக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க மீன ராசிக்கு பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் அந்த பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் வர்றதுனால தேவையில்லாத உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சுப விரயங்களாக நீங்க பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வண்டி மாத்துறதாகட்டும் டூ வீலர் ஃபோர் வீலர் ஏதாவது மாத்துறதா இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பா நீங்க அதை ரொம்ப பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா நீங்க டிஸ்போஸ் பண்ணிட்டு புதுசா இது பண்ணுங்க வீட்டுக்கு ஏதாவது ஃபர்னிச்சர் வாங்குறதா இருந்தீங்கன்னா அது ரைட் டைம் கண்டிப்பா வாங்குங்க இடம் வீடு கட்டுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த டைம் வந்து ரைட் டைம் சொல்லலாம் கண்டிப்பா அதை கட்ட ஆரம்பிச்சிருங்க அதே மாதிரி சனி பகவான் நம்ம குரு பயிற்சினா குரு பகவான் வச்ச மட்டும் நம்ம சொல்ல முடியாது சனி சனி பகவான் எப்படி இருக்காரு ராகு கேது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம டோட்டலா பார்த்து தான் சொல்ல முடியும் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா மீன வீட்டுல இருந்து நாலாம் இடம் சுகஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து ஐந்தாம் நாலாம் இடத்த சுகஸ்தானத்தை பாக்குறதுனால வண்டி வீடு வாகன யோகங்கள் கண்டிப்பா அமையும் அதனால இடம் இல்லாதவங்க கூட இடம் கிடைக்கும் கண்டிப்பா வாங்குவீங்க வீடு இல்லாதவங்க கண்டிப்பாக ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை நிறைய வீடெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கட்டி வாடகைக்கு விடுறீங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வீடு வாடகைக்கு விடுறதுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் இப்போ அப்பார்ட்மெண்ட் கூட நீங்கள் கட்டுருவீங்க அதே மாதிரி வந்து சுகஸ்தானத்தை அனைத்து விதமான சுகபோக வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும் இந்த மீனராசிக்கு அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஹெல்த் வைஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருக்குது ஏன்னா மூணாம் பார்வையாக சனி பகவான் மகரத்துலேருந்து இருந்து மீனை வீட்டை வந்து டைரக்டா பாக்குறாரு மூணாம் பார்வையா அப்ப வந்து ஒரு சோம்பேறித்தனம் வரும் ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம் அப்படின்னா தள்ளி போடுவோம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் இந்த வேலையை தள்ளி வைக்கலாம் அப்படின்றத வந்து ஒரு சோம்பேறின்னு சொல்லலாம் அது ஓப்பனாக சொல்லணும் அப்படிதான் பண்ணும் ஏன்னா சனி பகவானோட பார்வை இருக்கிறதுனால டிலே ஆகும் ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த விஷயத்த வந்து டிலே பண்ணி பண்ணுவீங்க அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்க போறீங்க ஏதாவது ஒரு ஒரு உங்க ஒரு வேலை விஷயமாவே சரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் டக்குன்னு ஒரு விஷயத்தில் முடியாது ஒரு சிட்டிங்கில் முடியாது அது வந்து கொஞ்ச நாள் இழுக்கும் இழுத்து முடிச்சுட்டு தான் உங்களுக்கு அது நடக்கும் உடனே டக்குன்னு நடக்கும் டக்குன்னு வேலை போனால் முடியணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது கரெக்டான டைம் இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் மூன்றாம் பறவையாக பார்க்கறதுனால மீனத்தை பார்க்கறதுனால உடல் ரீதியான பிரச்சனையும் சரி மனதி மன ரீதியான பிரச்சனைகளும் சரி கண்டிப்பாக வரும் பேக் பெயின் அதிகமாக இருக்கும் ஹெட் ஏக் இருக்கும் நல்லா பாருங்கள் முதுகு தண்டுவடம் வந்து வலி அதிகமாக இருக்கும் தலைவலி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க கண்டிப்பாக உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றதுனால கொஞ்சம் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்தில் குரு பகவான் உட்காந்துருக்கனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து என்ன ராசிநாதனும் தன்னுடைய ராசிநாதனும் பத்து கூடை தொழில் ஸ்தானாதிபதியும் பன்னெண்டில் போய் மறையிறாரு அப்போ இன்கம்ன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் ரொம்ப குறைவாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா மீனராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீன் மீனராசிக்கு உண்டான அதிபதி யாரு குரு பகவான் அவர் பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு பத்து குடைவரும் அவர் தான் அப்போ தொழில் ஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான் பன்னெண்டில் மறையும் போது தொழிலில் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்னு நம்ம சொல்ல முடியாது பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம் நல்லா செல்வ செழிப்போடு இருப்போம் இந்த டைம் அப்படின்னா குரு பயிற்சி கண்டிப்பாக அந்த அளவுக்கு கொடுக்காதுங்க உங்களுக்கு கையிலேருந்து கா காசு செலவாகும் அது சுப விரயங்களை பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது தான் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு சுப செலவுகளாக பண்ணிக்கோங்க அடுத்தது மீன இருந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்த குரு பகவான் பார்க்குறாரு அடுத்த ஆறாம் இடத்த பார்க்குறாரு அடுத்தது எட்டாம் இடத்த பார்க்குறாரு ஆறாம் இடத்த பார்க்கறதுனால என்னென்னங்க ருணரோக சத்துருஸ்தானம் எதிரிகளால் பிரச்சனைகள் அது தொழிலாகட்டும் எதா இருக்கட்டும் எதிரிகளால் பிரச்சனைகள் வரும் மன ரீதியான பிரச்சனைகள் வரும் கவலைகளை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து இதெல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க கடன் வந்து அதிகரிக்கும் ஆனால் கடன் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் தான் வரும் அது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் அது கட்டி முடிப்பீங்க ஏப்ரல் மாதம் வரைக்கும் இது நீடிக்கும் ஆறாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால ருண ரோக சத்துருஸ்தானத்தை வந்து பார்க்கறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தரும் எதிர்மறை எதிரிகள் உங்களுக்கு எதிர பேசுகிறவங்கள வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க பேசுவீங்க போல்டாக எதுனாலும் போல்டாக பேசக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன் எதாக இருந்தாலும் துணிச்சலாக பேசுவீங்க அட்டகாசமாக பேசுவீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல்லும் இருப்பீங்க ஏன்னா குரு பகவானுடைய வீடு தான் வந்து மீனராசி அதாவது தனுசையும் நம்ம குறிப்பிடலாம் மீனத்தையும் குறிப்பிடலாம் மீனமும் தனுசுக்கு உண்டான அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதனால் கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவலில் இருப்பீங்க அதனால் கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்க உங்களை இதுலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் ஒன்று தான் வழி அதாவது நரசிம்மருடைய காயத்ரி மந்திரம் வந்து அடிக்கடி உச்சரி உச்சரிச்சுட்டே வாங்க அதாவது வண்டி வாகனத்தில் போகும்போது அதாவது டூ வீலரில் போகும்போது ஃபோர் வீலரில் போகும்போது நரசிம்மருடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிச்சுட்டு தான் போகணும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி நீங்கள் காயத்ரி மந்திரம் உங்கள் இஷ்ட தெய்வத்தோட காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் இல்லை நரசிம்மரோட காயத்ரி மந்திரம் சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு மஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கொஞ்சம் உடல் ரீதியான சோர்வு கொடுக்கும் உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால அடுத்தது எட்டாம் இடம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரதுக்கான காலகட்டம் தான் இது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தையும் குறிக்குது எட்டாம் இடம் விபரீத ராஜயோகத்தையும் குறிக்குது குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு எதிர்பார்க்காத உறவுகள் கண்டிப்பாக வரும் ஆனால் இப்போ வராது இந்த குரு பயிற்சியில் என்னதான் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக வராது இந்த ஏப்ரல் மாதம் முடியணும் முடியும் போது உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா மீன ராசிக்கே மீன வீட்டுக்கு உண்டான அதிபதி குரு பகவான் தன் வீட்டில் வந்து ஆட்சி பெறாரு அப்போ ஆட்சி பெறும்போது டைரெக்டாக அஞ்சு ஏழு ஒம்போதை பார்ப்பாரு அதாவது ஐந்தாம் இட பூர்வீகத்தையும் பார்ப்பாரு பூர்வபுணி ஸ்தானத்தையும் ஏழாம் இட கலத்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் இட பாக்கிஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் எல்லாமே சொத்துக்கள் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் தான் ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னே சொல்லலாம் மீனராசிக்காரங்க அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸை வந்து சந்திச்சுட்டு தான் இருப்பீங்க நிறைய பேருக்கு உடல் இதன பிரச்சனைகள் ஆகி நிறைய பேருக்கு அந்த தசா புத்திகள் வந்து மாறுபட்டு சனி தசையோ கேது தசையோ ராகு தசையோ நீங்க அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருப்பீங்க ரொம்ப நல்லா இருக்கும் உடல்நிலை அப்படிலாம் சொல்ல முடியாது அதாவது படுக்கையில் கூட இருக்கிறதுக்கான காலகட்டம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து படுக்க வச்சிரும் அதாவது தசாபுதிகள் உங்களுக்கு ஃபேவரபுளா இல்லைன்னா சொல்கிறேன் உங்கள் லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி தசை புத்திகள் அதாவது சுபர்களோட தசை இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அசுபர்களோட தசை நடக்குது அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே நடக்குங்க ஆனால் சுபர்கள் தசை நடந்தாலுமே உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அதாவது பேக் பெயின் ஆகட்டும் ஹெட் ஏக் ஆகட்டும் உங்களுக்கு கண்டினியூஸாக ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் அதில் கவனமாக இருங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் அந்த டைமில் வந்து குலதெய்வ வழிபாடு காயத்ரி மந்திரம் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உச்சரணம் உச்சாடனம் பண்ணிக்கிட்டே இருங்க அதாவது நீங்கள் உட்காரும்போது சாப்பிடும்போது நீங்கள் சும்மா நீங்கள் ஏதாவது வேலை பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை டிவி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டிவி கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு தெய்வத்தோடைய இஷ்ட தெய்வத்தோடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் பண்ணணுங்க இது பண்ணும்போது இதே ஒன் ஆஃப் த மெடிடேஷன் நம்ம சொல்லலாம் ஏன்னா அமைதியை நம்ம உட்காந்து உட்காந்திங்க அப்படின்னா பலதரப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து மைண்டில் போய் உட்காரும் நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க இது எப்படி பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அதனால நீங்கள் அதை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த விஷயத்துக்கு உண்டான அந்த மந்திரத்தை வந்து உச்சாரணம் பண்ணிருந்தீங்கன்னா அடுத்தது நம்ம கரெக்டாக இதுதான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அந்த மந்திரத்து மேலே தான் போயிடும் அதெல்லாம் இது ஒன் ஆஃப் த மெடிடேஷன்னே வச்சுக்கலாம் அதனால் யாரும் சத்தம் போட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை வீட்டில் விளக்கேற்றிட்டு ஊதுபத்தி காத்திட்டு நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல சேரில் கூட நீங்கள் உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு மனதார நீங்கள் வந்து இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் இல்லை குலதெய்வத்தோடைய காயத்ரி மந்திரம் அடுத்து வண்டி வாகனத்தில் போகும்போது நரசிம்மரோட காயத்ரி மந்திரம் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதை மறக்க வேணாம் நரசிம்மரோட காயத்ரி மந்திரம் என்னோட யூடியூப்லேயும் இருக்குது நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன் கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதை சொல்ல ஆரம்பிங்க மற்றபடி மீனராசிக்கு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல நாலாம் இட சுகஸ்தானம் வலுவா இருக்கு பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானத்துக்கு குரு பகவான் வரதுனால நீங்க விரயங்கள் ஏற்படு ஏற்படும் அது சுப விரயங்களா பண்ணிக்கோங்க சனி பகவான் மூன்றாம் பார்வையா பாக்குறதுனால பதினோராம் இட லாபஸ்தானத்துல வந்து சனி பகவான் உட்காந்துருக்கனால கண்டிப்பா லாபங்கள் கிடைக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அது வந்து விரயம் ஆயிடும் அது சுப விரயங்களா பண்ணிக்கோங்க நிறைய இல்லாதவங்களுக்கு செய்யுங்க இல்லாதவங்களுக்கு செய்யுங்க அடுத்தது தானம் தர்மம் தான் உங்களை இந்த டைம்ல வந்து காப்பாத்துன்னே சொல்லலாம் மீனராசி பொறுத்த வரைக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க பன்னெண்டு ராசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நல்லா இருக்குன்னு சொல்லலாங்க சிம்ம ராசிக்கு ஏழாம் பார்வையாக வந்து குரு பகவான் பார்க்கறதுனால சிம்ம ராசி நல்லா இருக்குன்னு சொல்லலாம் மீனதுக்கு வந்து ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன் சுமாராக இருக்குது அவ்வளோதான் மேஷ ராசி நல்லா இருக்குன்னு சொல்லலாம் மிதுனம் நல்லா இருக்கு இந்த ராசிக்காரங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் மிதன ராசிக்கும் அஷ்டம சனி நடக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு பீரியடு தான் அதுக்கப்புறம் குரு பார்க்கறனால கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் ஆனால் மீன ராசிக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மூணாம் பார்வையை சனி பார்க்கறதுனால தான் அந்த பிரச்சனைகள் வருது அதனால் கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை மறந்துடாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் இடமும் எட்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு அதனால் ஒரு முடிவுக்கு வரும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு நெகட்டிவாக நடக்குது வீட்டில் சண்டைகள் பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அது முடிவுக்கு வரதுக்கான காலகட்டம் தான் இது கண்டிப்பாக முடிஞ்சிடும் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அது முடிவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ரொம்ப அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க மீனராசிக்கு ஏன்னா மீனை வீட்டுக்கே வந்து குருபகவன் வர்றதுனால பத்து ஒன்று வலுப்பட்டுறான் அப்போ தொழிலும் வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஹெல்த் வைஸ் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடியும் ஒரு அஞ்சு மாதம் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு பல்ல கடிச்சிட்டு நீங்கள் அதை ஓட்டிடுங்க ஒரு ஐந்து மாதங்கள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரகிளான ஒரு பீரியடுன்னு சொல்லலாங்க அதனால் தைரியமாக இருங்க வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்